இந்த நிகழ்ச்சி Indira Gandhi national open university regional centre Cochin மூலமாக வழங்கப்படுது வச்சிருக்கோம் The light off. Here also. There also. இந்த நிகழ்ச்சி Indira Gandhi national open university regional centre Cochin மூலமாக வழங்கப்படுகிறது இது பைலிங்குவல் ப்ரோக்ராம் அதாவது இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் சொல்லுவோம் இன்றைய தலைப்பு வந்து continuing for library professional so library ப்ரொஃபஷனுக்குள்ளே போகணுன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு நம்ம ரெண்டு ப்ரோக்ராம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பிஎல்ஐஎஸ் ப்ரோக்ராம் எம்எல்ஐஎஸ் ப்ரோக்ராம் பொதுவாகவே இல்லை நம்மளோட ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்றது ஒரு காலேஜில் இருக்கும் ஸ்கூலில் இருக்கும் ஒரு பப்ளிக் சொசைட்டியில் இருக்கும் யூனிவர்சிட்டியில் இருக்கும் சில பேர் புக்கெல்லாம் படிச்சுட்டு லைப்ரரி கூட டொனேட் பண்ணுவாங்க ஸோ அதில் நம்ம ஒரு லைப்ரரியை நம்ம பார்த்துருப்போம் என்னதான் நம்ம எடுத்து களைச்சி போட்ட புக்கெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் அங்கே நம்ம வேணுக்கிறப்ப எடுக்கிறது அப்போ எடுக்கும் போதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு பின்னாடி உள்ள லைப்ரரியன் லைப்ரரி ப்ரொஃபஷனல்ஸை நம்ம ரீகால் பண்ணுவோம் இந்த programme Indira Gandhi national open university மூலமா இருக்கிறனால நாங்க இக்னோவை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் பத்தி நாங்க உள்ளக்கு போவோம் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்டது தொலைந்து போன ஒரு கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறதாங்க இந்த இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோட நோக்கமாகும் நம்ம ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போயிருக்கும் சில பேருக்கு நட்பு தொலைஞ்சு போயிருக்கும் சில பேருக்கு கல்வி தொலைஞ்சு போயிருக்கும் சில பேருக்கு மனசு கூட தொலைஞ்சு போயிருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா கல்வி தொலைஞ்சு போச்சுன்னா திருப்பி நம்ம எந்த வயசுல கூட நம்ம வந்து அதை கேட்ச் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு தொலைதூர கல்வி திட்டம் அப்படின்னு சொல்றது ஒரு தொலைந்து போன ஒரு கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும் ஸோ நீங்க Indira Gandhi national open university அதாவது இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகத்துல ஓட ஒரு நோக்கமும் இதுதான் தொலைந்து போன கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறது இந்த இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உயர்கல்வியை கற்றவர்களின் வீட்டு வாசலில் கொண்டு செல்வதுதான் அது மூலம் ஜனநாயகப்படுத்தல அதனால அப்படி என்ன அப்படின்னா எல்லாருக்கும் கல்வி வீட்டுல கல்வி இருந்த இடத்துல இருந்தே கல்வி அப்படின்னு சொல்றோம்ல ஸோ உங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்குதா நீங்க வந்து it's right time to join Indira Gandhi national open university any courses and இந்த வயது பகுதி மதம் மற்றும் பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் படிக்கும் அனைவருக்கும் உயர்தரமான கல்விக்கான அணுகுதலை வழங்குதலும் இந்த தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம் அதாவது இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகத்தோட ஒரு நோக்கம் ப்ரோக்ராம் நெறி அதாவது சொல்லுவாங்கள்ல பாட நெறியினர் பாட நெறிக்கு டெக்னிக்கல் அதாவது தொழில்முறை மற்றும் தொழில் சார் நோக்கு நிலையை வழங்குவதன் மூலம் தேவை அடை அடிப்படையிலான க கல்வி திட்டங்களை வழங்குறதும் இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகத்தோட ஒரு நோக்கம் அவர் இந்தியாவில் தொலைந்து போன ஒரு க தொலைதூர கல்வி வாழ்க்கையை ஊக்குவிச்சு அதுவும் எல்லாமே எல்லா கோர்சஸுமே வந்து யூஜிசி ரெக்கக்னைஸ்ட் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நம்மளுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது so we have to continue our higher education அப்படின்னு நினச்சிங்கன்னா the right destiny is Indira Gandhi national open university நீங்கள் ஜஸ்ட் டு ரீகேப் இது வரைக்கும் நீங்கள் தமிழில் கேட்டுட்டு இருந்தீங்க the main objectives of Indira Gandhi national open university are to democratise higher education by taking it to the doorstep of the learners. Providing access to high quality education to all those who seek it, irrespective of age, region, religion, and gender. offering need-based academic programs by giving professional and vocational orientation to the courses and promoting and developing distance education in India. இது வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட அப்ஜெக்டிவ்ஸ் அது ஏன் உருவாக்கப்பட்டது யாரால உருவாக்கப்பட்டது என்ன நோக்கம் ஒரு சிம்பிளாக கேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலேஜ் வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் Indira Gandhi national open university உருவாக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம ரெண்டு ப்ரோக்ராம் பத்தி படிக்க போறோம் கேட்டுக்க போறோம் ஒன்னு வந்து bachelors of library and information sciences BLIS அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இளங்கலை நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் இந்த ப்ரோக்ராம் பத்தியும் முதுகலை நூலகம் மற்றும் தகவல் இந்த ரெண்டு ப்ரோக்ராம் இந்த பிஎல்ஐஎஸ் ப்ரோக்ராம்ல ஒன்பது சப்ஜெக்ட்ஸ் இருக்கு கோர்சஸ் அப்படின்னு சொல்றது படிப்பு நம்ம படிப்பு நிறைய ஈக்குவலன்ட்டு நம்ம ரெகுலர் காலேஜ்ல எல்லாம் போகும்போதெல்லாம் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இதுல வந்து அஞ்சு கோர்ஸ் வந்து பிராக்டிக்கல் காம்பனன்ட் இருக்குது ஸோ அஞ்சு படிப்புகள் வந்து நடைமுறை குறிகளை கொண்டுள்ளது ஸோ இதுல எல்லாம் கண்டிப்பா பிராக்டிகல்ஸ் இருக்கும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்லயும் அதோட பாடநெறி குறியீடு நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி நாலு சப்ஜெக்ட்ல வந்து தியரி பேஸ்ட் கோர்சஸ் தான் இருக்கும் அதுல வந்து கோட்பாடு அடி அடிப்படையிலான படிப்புகள் தான் இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸும் நான் இங்கே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்ம ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் அப்போ அந்த ஃபுல் கோர்சஸ் பற்றி நான் உங்களுக்கு திருப்பி நான் சொல்லுவேன் இந்த ப்ரோக்ராம் வந்து eh, ரெண்டு அதாவது இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கும் உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து அசைன்மெண்ட்ஸும் டேர்ம் அண்ட் எக்ஸாமும் ஹிந்தி மீடியமில் எழுதலாம் ஸோ இந்த திட்டம் வந்து தற்போது ஆங்கில ஊடகத்தில் மட்டும்தான் வழங்கப்படுது இருப்பினும் மாணவர்கள் தங்கள் பணிகளை அதாவது அசைன்மெண்ட்ஸையும் கால முடிவு தேர்வு தட் இஸ் டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸையும் இந்தி ஊடகத்திலையும் நம்ம எழுதிக்கலாம் ஸோ இந்த சொல்லப்போனால் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எலிஜிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா bachelors degree with fifty percent marks and forty five percent for general and for SC, ST, uh, OBC, PH category respectively. So இப்போ வந்து ஐம்பது பர்சன்ட் நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட் இருந்தால் ஐம்பது பர்சன்ட் இல்லை அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிஹெச் கேட்டகரிக்கு அப்படி இல்லை இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா எனி பேச்சுலர்ஸ் டிகிரி அதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் இளங்கலை பட்டம் மற்றும் டிப்ளமா அதாவது one year diploma in library science நீங்கள் முடிச்சிருக்கணும் நூலக அறிவியலில் டிப்ளமா ஒரு வருஷம் அதில் வச்சுருக்கணும் ஸோ வெறும் ஜஸ்ட் பாஸ் டிகிரி அப்படின்னா உங்ககிட்ட ஒன் இயர் இது டிப்ளமா இன் லைப்ரரி சயின்ஸ் வச்சுருக்கணும் அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா bachelors degree with two years of working experience in library and information science so work experience இருந்தால் நீங்கள் அந்த ஒன் இயர் எக்ஸ்ட்ரா டிப்ளமா கூட படிக்க வேணாம் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் அவர்கிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் எதிர்பார்க்கறது கூட அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ண வேண்டாம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ஆனால் எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸாம்ஸும் மற்ற அசைன்மெண்ட்ஸ் இது ரெண்டையும் வந்து நீங்கள் ஹிந்திலையும் எழுதிக்கலாம் இதில் டியூரேஷன் வந்து ஒரு வருஷம் மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அட்மிஷன்ஸ் வந்து ஜனவரி மற்றும் ஜூலை சைக்கிள் ரெண்டுலேயுமே இருக்குது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ப்ரோக்ராம் அதாவது நம்மளுக்கு இப்போ ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்மளுக்கு படிப்புல ஆர்வம் இருக்குது மற்றவங்கள படிக்கணும்னு ஆர்வம் வைக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது அது மாதிரி சில பேரை பார்த்தீங்கன்னா ஏதாவது சாதா கடைக்கு போயிருப்பாங்க கடலை வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த கடலை பேப்பரை கூட திருப்பி வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க படிக்கிறது மீன்ஸ் ரீடிங் ரீடிங்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாங்க நீங்கள் ஒரு லைப்ரரியனா தான் நீங்க இருக்கணும் so you you are you are அதுதான் ஒரு pre request so if you love a book if you love reading you have to be in the library அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க இதுல பாத்தீங்கன்னா என்னதான் மூடினாலும் இப்ப இப்ப நம்ம இதுல கூட நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒரு புது நூலகம் திறக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஏற்கனவே வாக்கின் நூலகம் இருக்குது பல எம்பசியை ஒட்டிய நூலகம் இருக்குது நம் இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைப்ரரி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க இல்லாமல் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் அவங்க வச்சுருப்பாங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் if you are interested in working in library or interest you have a interest for reading and love for books it's better that you listen to this programme இது இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதாவது பிஎல்ஐஎஸ்க்கு செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது வந்து professional degree so the the fees is seven thousand seven hundred நீங்கள் எந்த ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் நாலு இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு பொருள் வாங்க போகிறோம் என்னெல்லாம் பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறோம் அப்புறம் எந்த கடைக்கு போகணும்னு மனசில் இருக்கும் அப்புறம் எவ்வளோ காசு காசு எடுத்துக்கிட்டோமா போதுமான காசு எடுத்துக்கிட்டோமா இல்லை நம்மளுக்கு தேவையான பொருள் நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு இப்ப கொஞ்சம் காசுனா எதெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் எதெல்லாம் அப்படின்னு அப்புறம் என்னதான் அவன் வந்து அந்த கடையில வந்து அந்த தலைப்பு எழுதி வச்சிருந்தாலும் நம்ம ஒரு குட்டியா ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோடு எழுதிப்போம் ஸோ இது எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ்ல சொல்றது ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு ப்ரோக்ராமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஸோ பிஎல்ஐஸ் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் அதாவது லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்றதோட அது எப்படி கூப்பிடுறாங்கன்னு நம்ம வீட்டுல எப்படிதான் நம்மளை கூப்பிட்டா கூட நம்ம ஸ்கூல்ல வந்து அந்த கரெக்ட் பேர் எழுதணும் இல்லையா அதே மாதிரி தான் டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் அதாவது ஒரு சப்ஜெக்டோட தலைப்பு என்ன ஸோ ப்ரோக்ராம்ன்றது லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னா அதுக்கு அடியில என்னெல்லாம் இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு பாடத்தோட மதிப்பு என்ன அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஏன்னா ஷார்ட் ஃபார்மா கோர்ஸ் கோட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அதெல்லாம் தான் பாடநெறி குறியீடு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டாதான் ஒரு ப்ரோக்ராம் சேர்றதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் இதை தொடர்ச்சியாக நான் அதை இந்த பிஎல்ஐஎஸ் கோர்சஸ் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அண்ட் சொசைட்டி அதாவது நூலகம் தகவல் மற்றும் சமூகம் அதான் சொல்லுவாங்கல்ல லைப்ரரி வந்து always related to society so நீங்கள் சொசைட்டியை பற்றி படிக்கணும் குடும்பம் அப்புறம் நண்பர்கள் அப்புறம் அதான் நம்ம புக் யார் வீட்டுக்காவது போனோம்னா இந்த புக்கை நம்ம படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற எல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டோம் அந்த புக் தரீங்களாங்க நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் அடுத்த subject information sources and science science services so தகவல் ஆதாரங்கள் மற்றும் சேவைகள் எங்க இதெல்லாம் நம்மளுக்கு வருது தகவல் எங்க அரிஜின் ஆகுது அதெல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் இந்த சப்ஜெக்ட்ல அப்புறம் organising and managing information so இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி இன்னொருத்தவங்களை படிக்கிற மாதிரி வச்சுக்கிறது அதை டிஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம சின்னதில் நம்ம விளையாண்டுருப்போம் பார்த்தீங்களா ரவுண்டாக உட்கார வச்சுப்பாங்க ஒரு ஒரு சீக்ரெட் வேர்ட் சொல்லுவாங்க அப்படி எப்படி சுற்றி வரும்போது நம்ம சொன்ன வேர்டை விட நம்ம வேற என்னமோ சொல்லுவாங்க so in managing information and organising இன்ஃபர்மேஷனில் டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடாது அதுக்கு தான் அதே அதை வந்து நம்ம எப்படி அந்த டிஸ்டார்ஷன்லாம் நம்ம கட்டுப்படுத்தலாம் அதெல்லாம் இந்த சப்ஜெக்ட்ல தெரியும் அது மாதிரி லைப்ரரி லைப்ரரின்னு மட்டும் இல்லை எதுனாலும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அது வந்து இன்டர் இன்டர் ரிலேட்டட் ஸோ அதோட ஃபண்டமெண்டல்ஸும் இருக்குது அது மாதிரி ஒரு லைப்ரரிக்கு வந்தாங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் முக்கியம் இப்போ நம்ம லைப்ரரி வந்து இப்போ நீங்களே நிறைய நிறைய பேப்பர்லலாம் ச எல்லாம் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க நியூஸ் ஐட்டம்ல என்ன அப்படின்னா லைப்ரரியில் போய் குண்டு வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு so you have to entertain people at the same time you have to be very careful of whom you are leaving அது அதனால இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்போ வந்து அவங்களோட ஐடென்டி கார்டை கேட்குறதோ அவங்கள வந்து விசிட்டர்னு லிஸ்ட் பண்ணுறதோ தப்பே கிடையாது irrespective of their uniform or anything so நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் அந்த சப்ஜெக்டும் இருக்குது அடுத்தது வந்து management of library and information centre முந்தையெல்லாம் வெறும் லைப்ரரி மட்டும் இருக்கும் இப்போ நீங்கள் நீங்களே ஜஸ்ட் ரீகால் பண்ணீங்கன்னா எம் இப்போ பிஜி படிக்கிறதோ டிப்ளமா படிக்கிறது கூட நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஏதாவது ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆகிட்ட இன்ஃபர்மேஷன் சென்டரில் போயிட்டு நம்ம வந்து இது மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் ஆகிட்ட அவங்க டிஜிட்டல் லைப்ரரியிலேருந்து கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க அது மாதிரி ஒரிஜினல் ஒரிஜினல் தீசிஸ் அதெல்லாம் கூட available so how you manage library and information centre அதாவது இப்போ நம்ம குடும்பத்தை எப்படி நடக்கும் அதே மாதிரி ஒரு மற்றும் மையத்துல நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்றது அதை வந்து அது ஒரு சப்ஜெக்டா இருக்குது அது மாதிரி டாக்குமெண்ட் ப்ராசஸிங் ப்ராக்டிஸ் அதாவது ஆவணம் செயலாக்க பயிற்சி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ஒரு ப்ராசஸ் ஆனாதான் அடுத்த நிலைமைக்கு அதாவது அது ஸ்டோரேஜ் ஃபார்முக்கு கொண்டு வரலாம் மற்றபடி நீங்க பண்ணலாம் இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்றேன் இந்த ரெக்கார்ட் இந்த இந்த ப்ரொமோஷனல் மீட்டிங் அதாவது விளம்பர நிகழ்ச்சிகள் எல்லாம் அட்மிஷனுக்குன்னு நாங்க போட்டா கூட நாங்க Indira Gandhi national open institute regional centre ஓட YouTube channel official YouTube channel அந்த லிங்க் நம்ம பின்னாடி தரோம் அதுல ஸோ நீங்க கூகுள்ல கூட நம்ம சர்ச் பண்ணி அந்த லிங்க்குக்கு நீங்க போய்க்கலாம் so please visit regional centre Cochin website and also the YouTube channel so அடுத்தது வந்து ஐசிடி இன் லைப்ரரிஸ் அதாவது நூலகத்துல எப்படி ஐசிடி வருது அதெல்லாம் ஸோ இது மொத்த கிரெடிட்டே வந்து முப்பத்தி ஆறு தாங்க ஸோ சிலமே நாலு கிரெடிட் மதிப்பு அதுதான் சொல்லுவாங்க சின்ன credit it's not big credit eight credit இருக்குது இதோட சின்னது டூ கிரெடிட் ஸோ நம்ம பிஎல்ஐஎஸ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் it is a four credit course content டோட்டலாக தேர்ட்டி சிக்ஸ் கிரெடிட் இப்போ இது வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருந்தது பிஎல்ஐஎஸ் ப்ரோக்ராம் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் இது வந்து ஒரு வருஷம் ப்ரோக்ராம் தான் பிஎல்ஐஎஸ் இப்போ நம்ம அடுத்தது என்னை என் என்னைக்குனாலும் நம்ம வந்து ஒரு டிகிரி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதே இதுல வந்து ஒரு பிஜி பண்ணியிருக்கணும் அப்பதான் வந்து நம்மளோட திறமையை வந்து வளர்த்துக்கிறதுக்கும் உதவும் சப்போஸ் நம்மளுக்கு படிக்கிறது ஆர்வம் அல்லட்ட லைப்ரரி அது மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பேன் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயபிலிட்டி அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் அதுலலாம் ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராம் பற்றி நான் இங்கே இந்த இதில் இந்த விளம்பர நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் பிஎல்எஸ்ஐ பற்றி சொல்லிட்டோம் இப்போ வந்து எம்எல்ஐஎஸ் ப்ரோக்ராம் ஸோ முதுக முதுகலை நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் இந்த ப்ரோக்ராம் பற்றி எம்எல்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி இதில் வந்து general objective of MLIS programme is to contribute to building of professional human resources to meet the vary demands for information handling in libraries and information center in country so library நூலகம் அந்த அப்புறம் இன்ஃபர்மேஷன் சென்டர் ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்கும் ஸோ நாட்டில் உள்ள நூலகம் மற்றும் தகவல் மையங்களில் அதான் இன்ஃபர்மேஷன் சென்டர் தகவல் கையாளு ஆள்வதற்கான பல்வேறு கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய தொழில்முறை மனித வளங்களை உருவாக்குவதற்கு பங்களிப்பதே இந்த திட்டத்தின் பொதுவான நோக்கமாகும் ஸோ எம்எல்ஏஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு higher degree when compared to BLIS and it fulfils the demands for information handling in library and information centres இதில் ஏழு ப்ரோக்ராம் இருக்கு இதில் கோர் கோர்சஸில் ஏழு இதில் வந்து ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கணும் அதாவது கோர் கோர்சஸ்ன்னு சொல்கிறது வந்து கம்பல்சரி கோர்சஸ் ஸோ அது ஏழு இருக்குது இலெக்டிவ்ஸ் ரெண்டு ஸோ மொத்தம் நீங்கள் ஒன்பது கோர்சஸ் படிக்கணும் ஸோ இந்த திட்டத்தில் முக்கிய பாடங்கள் அப்படின்னு நீங்கள் ஏழு சப்ஜெக்ட்ஸை நீங்கள் தேர்வு செய்யணும் அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட இலெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு எது விருப்பமோ அது வந்து ரெண்டு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த ப்ரோக்ராம் பற்றியெல்லாம் நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ் அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து எம்எல்ஐஎஸ் அது கீழே உள்ள சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து கால்டஸ் கோர்சஸ் அதை பற்றி இதை அடுத்த ஸ்லை வர்ற ஸ்லைடில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் சொல்லிட்டு அப்புறம் தமிழில் சொல்லணும் இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் ஒன் வந்து பிஎல்ஐஎஸ் டிகிரி உங்களுக்கு இருக்கணும் இந்த பிஎல்ஐஎஸ் டிகிரியே இல்லாமல் associateship from NIS CAIR or DRTC இது என்ன அப்படின்னு கேட்பீங்க சிஎஸ்ஐஆர் அப்படின்னு இருக்குது அதில் வந்து national institute of science communication and information அசோசியேட்ஷிப்பா இருந்தாலும் பல சென்டர் பெங்களூர் சென்டர் அதுல வந்து நீங்க அசோசியேட்ஷிப் வச்சிருந்தாலும் நீங்க வந்து இதுக்குள்ள இந்த ப்ரோக்ராம்குள்ள you can enter MLIS so இதுல நான் திருப்பி ஒரு முறை உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன் நூலகம் மற்றும் அல்லது தகவல் அறிவியல் இளங்கலை பட்டம் இருக்கு அல்லாட்டா அசோசியேட்ஷிப் அப்படின்னு சொல்ற அந்த குவாலிஃபிகேஷன் தேசிய அறிவியல் தொடர்பு மற்றும் தகவல் வழங்கல் நிறுவனம் அதாவது national institute of science communication and information resources இந்த இந்த இன்ஸ்டிடியூட்ல அல்லாட்ட டிஆர்டிசி என்ன சொல்லப்படும் ஆவண ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் அதாவது டாக்குமெண்டேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ல வந்து ஒரு அசோசியேட்ஷிப் வச்சிருந்தா கூட நீங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம் MLIS programme of Indira Gandhi national open யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும் ஆனால் அசைன்மெண்ட்ஸும் டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷனும் அதாவது கால முடிவு தேர்வும் ஹிந்தி ஹிந்தியில் நீங்கள் எழுதிக்கலாம் இந்த ப்ரோக்ராமோட டியூரேஷன் குறைந்தபட்ச டியூரேஷன் ஒரு வருஷம் maximum is two years and it's offered in both cycle of admission uh, இப்போ வந்து ஜனவரி அண்ட் ஜூலை ரெண்டு cycle of admissions is in Indira Gandhi national open university உங்களுக்கு அட்மிஷனை பற்றி இந்த இந்த பிஎல்ஐஎஸ் ப்ரோக்ராம் ப்ளஸ் எம்எல்ஐஎஸ் ப்ரோக்ராமை தவிர வேற ஏதாவது வேணும்னா கூட இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போய் அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் சர்ச் காலம் இருக்கும் ஸோ அந்த அதில் வந்து காமன் ப்ராஸ்பெக்டர்ஸ் அல்ட்ட வெறும் ப்ராஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா டைப் அடிச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பதிவிறக்கம் செ செஞ்சு நீங்கள் அதை படிச்சுக்கலாம் downloading of prospectus is free of cost so be benefited அப்படி இல்லை எனக்கு உங்கள் குவாலிஃபிகேஷனை சொல்லி if you want us to help what will with the programme suitable can send a email to RC Cochin at IGNOU dot AC dot in இந்த எம்எல்ஏஎஸ் ப்ரோக்ராமோட fees structure thousand eight hundred for the full program. Uh, the treatment fee is however. இந்த பிஎல்ஐஎஸ்ஓ எம்எல்ஐஎஸ் விவரங்கள் சேர போறோம் that should come to your mind. Second, what is the title of the course? What are the, that, or rather, what are the subjects there? title of the course credit of course அப்புறம் கோர்ஸ் கோட் இருக்கணும் பாடநெறி குறியீடு அதாவது ஓன்லி ஷார்ட் ஃபார்மா ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு எம்ஐஎஸ் ப்ரோக்ராம்ல இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் சொசைட்டி இது எங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்களா பிஎல்எஸ்க்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் ஏன் எங்க போனாலும் அந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அதாவது நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சுன்னா அதை தொடர்பு தொடர்பு படுத்தி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூகத்துல தான் ஒரு சொசைட்டில தான் அதனால தான் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் லிட்டில் அட்வான்ஸ்டாக இருக்கும் டிஎல்ஐஎஸ் சப்ஜெக்டை விட அடுத்தது information sources system and services அதாவது தகவல் ஆதாரங்கள் அமைப்புகள் மற்றும் சேவைகள் management of library and information centres நூலகம் மற்றும் தகவல் மையங்களின் மேலாண்மை இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் ரிட்ரிவல் தகவல் செயலாக்கம் மற்றும் மீட்பு நம்மளுக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ இன்ஃபர்மேஷன் சென்டரில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வேணும் என்னோட ரிஸ் இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த தலைப்பில் நான் இந்த ரிசர்ச் பண்ணுறேன் ஸோ இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு லைப்ரரின்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த கணிப்பெல்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி fundamentals of information communication technology so தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் எல்லாம் அடிப்படைகள் அதுவும் இருக்குது அது ஒரு சப்ஜெக்டா அதே மாதிரி information communication technology application so பயன்பாடுகள் என்ன நம்ம அடிப்படை எப்பொழுதுமே பயன்பாடுகள் அட்ட அப்ளிகேஷன்ஸ் வரும்போது ஃபண்டமெண்டல்ஸும் கவர் பண்ணணும் அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இருக்குது இது வந்து கம்பல்சரி கோர்சஸ் இப்போ எலெக்டிவ்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு இதை பற்றி உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் இது பண்ணிக்கணும் இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது ஸோ நீங்கள் இப்போ பப்ளிக் லைப்ரரி சிஸ்டமில் வேலை செய்கிறீங்களா இல்லை நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட்டம் ஒரு டெக்னிக்கல் ரைட்டிங் விங்கு அதாவது சயின்ஸோ மெட்ரிக்ஸ் இன்ஃபோமெட்ரிக்ஸ் அந்த மாதிரி ஒரு செக்ஷனில் வேலை செய்கிறீங்க இல்ல என்னோடது இப்ப டெக்னிக்கல் ரைட்டிங் அதாவது சயின்டிஃபிக் பேப்பர்ஸ்லாம் எழுதுறது, பாலிசி எல்லாம் எழுதுறது, அதுக்கெல்லாம் நான் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அல்ட்டா அதுக்கு இன்ஃபர்மேஷன் டெசிமினேஷனுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா அந்த தொழில இருந்தவங்களோ, அல்ட்டா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, அல்ட்டா அகாடமிக் லைப்ரரி சிஸ்டம் அதாவது காலேஜு, ஸ்கூலு, ஒரு யூனிவர்சிட்டி அது மாதிரி. அப்புறம் இல்ல எனக்கு ரிசர்ச்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா a lot of preservation and அந்த படம் அழகா இருக்குதுன்னு சில அத அழகா கையிலேயே அயன் பண்ணி அதை எங்கேயாவது வைக்காம இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தர குணத்தை பொறுத்தும் ஒருத்தர் ஒருத்தரோட விருப்பத்தை depending upon your interest of whether you are interested in preserving or serving uh, attitude or you are oriented towards research or you are interested in working with students other academic library but you are interested in only technical writing அதுக்கும் நம்ம நிறைய படிச்சாகணும் இல்லையா அப்புறம் அல்ட்டா நீங்க சயின்ஸோ மெட்ரிக் அல்ட்டா இன்ஃபோமெட்ரிக் இதுல இருக்கணும் அல்ட்டா பப்ளிக் லைப்ரரி அதாவது வந்து நியூஸ் பப்ளிக் சில பேர் பப்ளிக் லைப்ரரியில வந்து போறவங்க அதாவது சொசைட்டியை நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி உங்களுக்கு அந்த விருப்பங்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பொறுத்த மாதிரி you have to choose two electives so I just tell the there are six electives of which you have to choose two so இங்கே இருக்கிற ஆறு சப்ஜெக்ட் இலெக்டிவ்ஸில் நீங்க ரெண்டு இதை நீங்க வந்து சூஸ் பண்ணணும் so the first one is preservation and conservation of library materials அதாவது நூலக பொருட்களின் பாதுகாப்பு மற்றும் மற்றும் நூலக பாதுகாப்புன்னே சொல்லலாம் ஸோ ரெண்டு ஒன்று வந்து பொருளோட பாதுகாப்பு அடுத்தது நூலக பாதுகாப்பு அடுத்தது ஆராய்ச்சி முறை ஸோ ரிசர்ச் மெத்தடாலஜி அப்புறம் கல்வி நூலக அமைப்பு அதாவது அகடமிக் லைப்ரரி சிஸ்டம் தொழில்நுட்ப எழுத்துக்கள் அதாவது எழுத்து முறை அப்படின்னு கூட சொல்லலாம் technical writing informatics and scientometrics தகவல் மற்றும் விஞ்ஞானியவியல் அப்புறம் public library system and services அதாவது பொது நல அமைப்பு மற்றும் சேவைகள் ஸோ இதில் இந்த ஆறு சப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது ரெண்டு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க வேண்டி வரும் எம்எல்ஏஎஸ் ப்ரோக்ராம் சேர்ந்த பிறகு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் இந்த ஒரு லைப்ரரி சயின்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொமோஷனல் மீட்டிங்கா அப்படின்னு உண்மையாகவே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ நம்மளோட சிந்தையில நம்மளோட என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அல்லட்ட ச வாழ்க்கையில வந்து ரெண்டு வகையாகவும் நம்ம செழிக்கலாங்க சில பேரை கேட்டிங்கன்னா சின்னதுல இருந்தே டார்கெட் பண்ணிட்டு வருவாங்க அவங்களும் முன்னேறலாம் சில பேர் வந்து காத்தடிச்ச ஓட்டமா போன போறவங்க கூட they will climb to the top so ரெண்டுமே பெஸ்ட் மெத்தட் தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம நம்புறது வந்து மூணு காரியங்களை நம்பணும் ஒன்று வந்து இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் அதான் இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட்டும் நம்மளுக்கு முக்கியம் இன்னும் வந்து இமோஷனல் கோஷியன்ட் ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதை எப்படி சந்திக்கிறோம் அப்படின்னு இது ரெண்டுமே அடிக்கடி வரும்போது நம்மளை வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸும் gain now it's gaining importance so to trust God when there is when your emotions are down also matters when it comes to study சில பேர் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம் ஐயோ எனக்கு இது சரியில்லை எனக்கு சின்ன வயசில் இதெல்லாம் நடக்கல அதனால தான் படிக்கலன்னு when we are going to take responsibility so only when you trust or in God or have spiritual quotient high in your life you can move ahead amidst all your problems in life சரி யாரும் ப்ராப்ளம் வரணும்னு சொல்லி வேண்டிக்க போகிறது இல்லை ஆல்ரெடி விஷ் பண்ண போகிறது இல்லை but still come but how you will encounter that will determine your emotional stability இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி moving ahead will depend on trust in God so we are listening to BLIS and MLIS programme details of Indira Gandhi National Open University. And before we close this program, we want to know, share with you of why we are holding this promotional meeting. First is the need for continuing education நீங்கள் வந்து அதாவது தொடர் கல் தொடர்ந்து கல்வி தேவை அப்படின்னு இருக்குது நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம் அதாவது ஒரு ராஜாக்கு ஒரு நாட்டில் தான் மதிப்பு பட் கற்றவனுக்கு சென்ற இடம்லாம் மதிப்பு அப்படின்னு so if if you are a king and recognised in only one place வேற you are educated you are recognised wherever you go அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து குளோபலா திங்க் பண்றோம் அப்புறம் ஆக்ட் லோக்கலி அப்படின்னு சொல்றோம் அப்புறம் குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்றோம் வீட்டில் இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமே கான்செப்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்படி இருக்கும்போது what is going to be the difference between you and others நம்மளுக்கு நம் நம்மளோட தொடர் கல்வி தேவை அதாவது நம்ம கல்வி எஜுகேஷன் நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து will help us to keep ahead amidst all challenges ஏன் கல்வி வாழ்க்கையை நம்ம தொடரணும் or why to continue education is the next concern அப்படி கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா to keep you employable to keep you as a preferred persons, to have person among the others Pray importance of life long learning life long லேர்னிங்ல அதாவது வாழ்நாள் கற்றுதலின் வாழ்க்கையிலும் எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் அது மாதிரி எனிவேர் எனி டைம் எஜுகேஷன் அதாவது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கல்வி அதுதான் இப்போ ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது டிஸ்டன்ஸ் லேர்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது தட் இஸ் தொலைதூர கல்வி அமைப்பும் கற்றல் அமைப்பும் உங்களுக்கு வந்து இது இதுக்கு உதவும் ஸோ இந்த ப்ரோக்ராம் உள்ளவங்களுக்கு நாங்கள் ரெண்டு ரெண்டு programs of Indira Gandhi national open யூனிவர்சிட்டியை பற்றி சொன்னோம் ஒன்று வந்து BLIS program another one was MLIS program அப்புறம் இக்னு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரொவைடர் அதாவது தொலைதூர கல்வி வழக்குனராக இக்னு எப்படி இருக்குது இக்னுவோட அம்சங்கள் என்ன இப்போ நீங்கள்லாம் ட்ரா சப்போஸ் இந்த இக்னு அம்சங்கள்லாம் நீங்கள் ஒன்று கேட்ச் பண்ணிக்க வேண்டியது என்ன தெரியுமா ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டில் frequent transfers especially defence professionals அல்லாட்டா நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஜாப்ல தான் இருக்கோம் அல்லாட்ட சில பேர் வந்து ஜாப் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு ஊர்ல இருக்க மாட்டாங்க அது அவங்களோட இஷ்டம் ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் இருக்குது so anywhere you can write exam The features of IGNO are so flexible to accommodate you. Even though you enroll in one state, you can write your examination in any of the states in all over India. அதுக்கப்புறம் what to study at IGNOU அதுவும் வந்து நாங்கள் இங்கே ஹைலைட் பண்ணுறோம் அதாவது இக்னோவில் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்குது டிப்ளமா இருக்குது பிஜி டிப்ளமா இருக்குது பிஜி சர்டிஃபிகேட் இருக்குது சர்டிஃபிகேட் இருக்குது அதாவது இளங்கலை முதுகலை டிப்ளமா பிஜி டிப்ளமா பிஜி சான்றிதழ் அப்புறம் சான்றிதழ் ஸோ ஏதாவது அதுதான் நம்ம சொல்லுவோம்ல லைப்ரரிக்கு போனால் நம்மளுக்குன்னு பிடிச்ச புக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ ஆல்சோ இக்னோக்கு நீங்கள் வந்தீங்கன்னா at least one program will be of interest to you so that is why we are telling IGNOU is everybody's university and IGNOU takes education to the door step of the learners இப்போ எப்போல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் இந்த ப்ரொமோஷன் மீட்டிங் மூலம் சொல்கிறோம் அதாவது ஜனவரி அண்ட் ஜூலை எப்படி விண்ணப்பிக்கிறது அல்லது ஹவு டு அப்ளைன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆன்லைன் சிஸ்டம் ஈஸிங்க ரொம்பவே ஏதாவது நம்ம ஒரு இன்டர்நெட் சென்டரில் கூட போயிட்டு நம்ம வந்து W W W dot IGNOU dot AC dot IN அப்படின்னு போட்டு ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஃபஸ்ட்டு லெவன் பேஜஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் கோர்சஸ் லிஸ்ட் ஆகிருக்குது அதாவது under graduation post graduation under diploma PG diploma certificate PG certificate எல்லாம் உங்களுக்கு எது பிடிக்குது பிடிச்சிருந்தா நம்ம அதில் ஃபுல்ஃபில் பண்ணுறோமா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை அது அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு online admission still if you have any difficulty with online admission please contact us irrespective of where you are staying RC Cochin at IGNOU dot AC dot IN உங்களுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்ட் அ மெயில் நீங்கள் RC Cochin at IGNOU dot AC dot IN கொச்சின்ல இருக்கிறவங்க மட்டும்தானா அப்படின்னு இல்லை யாருனாலும் அப்ளை அப்ளை பண்ணலாம் ஆனால் ஒவ்வொன்றும் region specific but still we will guide you and help you to enrol to this program of Indira Gandhi national open university இப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம என்ன கேட்டுட்டு இருந்தோம் BLIS program MLIS program of Indira Gandhi national open university அதுக்கப்புறம் எதுக்கு படிக்கணும் இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரொமோஷனல் மீட்டிங் நாங்கள் எதுக்காண்டி நடக்கணும் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அதாவது மெயினாக என்ன அப்படின்னா தொடர் கல்வி தேவையை சந்திக்கிறதுக்கு லைஃப் லாங் லேர்னிங் அது இப்போ வந்து life skill needed for education இப்போ நம்ம படிப்பு படிக்கிறதுக்குரிய வாழ்க்கை திறன் என்ன அது கொஞ்சம் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவடைய போகுது ஸோ நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே இல்லையா நம்ம நம்மளாம் மல்டி ஸ்கில் அல்ட்டா மல்டி டாஸ்க் ஓரியன்ட் பீப்புளாக இருக்கும் அதாவது ஒரு ஹாபிஸாகவும் இருக்கட்டும் அல்ட்டா ரொட்டீன் வேலையாகவும் இருக்கட்டும் ஃபோன் பேசிக்கிட்டே சமைக்கலாம் டிவி பார்த்துக்கிட்டே நம்ம யாருக்கிட்டையாவது ஏதாவது பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் பட் படிக்கணும்னு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சிந்தனையை வந்து ஒருமித்து வைக்கணும் ஸோ நம்ம ஹானஸ்டாக இருக்கணுங்க நம்மளுக்கே நம்ம ஹானஸ்டாக இருக்கணும் நீங்கள் ஹா நம்மளுக்கே நம்ம ஹானஸ்டாக இருக்கும்போது ரெண்டு காரியங்கள் நம்ம யோசிக்கணும் யாரும் உங்களை செக் பண்ண போகிறதில்ல நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் கூட நம்ம உட்காந்துட்டு நம்ம சிந்தனை வேற எங்கேயாவது போகலாம் பட் சிந்தனையை ஒருமி ஒருமித்து ஒரு இடத்துல வச்சு என்ன நடக்க போகுது என்ன அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு உண்மை வேணும் அடுத்த உண்மை வந்து ஒரு தொடங்கின ஒரு செயலை முடிக்கிறதுக்குரிய ஒரு உண்மை தொடங்கிட்டு யாராவது பார்த்துப்பாங்க அப்படின்னு அரைக்குறையெல்லாம் விட்டுட்டு போகிறது கிடையாது ஸோ டேக் அடுத்தது வந்து take one day at a time அந்த திறன் அதாவது ஒரு நேரத்தில் ஒரு நாளை மட்டும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா life skill needed for education so இப்போ ஏன் one day at a time அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு உட்காந்து நீங்கள் இப்போ இக்னோலேயே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க இக்னோவில் என்ரோல் பண்ணோன்னு ஆர்வம் வந்துச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் உள்ள சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இருக்குது அது மாதிரி மூணு சப்ஜெக்ட் உள்ள சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் ஒரு லுக் அதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ரோல் பண்ணும்போது ஆறு வருஷம் கழிச்சு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் but still if you stake one day at a time ஒரு மலையை கூட நம்ம வந்து சமவெளியாக்கிடலாம் ஸோ அதுதான் நம்ம சொல்கிறது ஒரு சின்ன காரியத்தில் வச்சு பெரிய மலையை நம்ம வந்து அச்சீவ் பண்ணாங்க so please take one day at a time அடுத்த லைஃப் ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா do not worry about tomorrow அதாவது நாளைய பற்றி கவலைப்படாதீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்துட்டு இது நாளைக்கு படிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்போ நான் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டு சேருங்க சேர்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப இதை கவனிக்கிறதே நீங்க அது ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லிடுவேன் நான் ஸோ அது வச்சுட்டு இப்போ நீங்க வெப்சைட்ல போய் இந்த இக்னோ ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்றது அடுத்த ஸ்டெப்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் சேரும்போது நம்மளுக்கு தான் நாளைக்கு என்ன பண்ணுவோம் நாளானைக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம் அடுத்த மாசம் அடுத்த வருஷம் அப்படியே போயிட்டு இருக்கோம் மனசுல please do not worry about tomorrow take one day at a time and பண்ணுமா அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க really like to enrol for this program if yes please enrol அதான் சொல்ல விரும்புகிறோம் அது மாதிரி think of the spin off benefits இப்போ நான் வந்து நம்ம ஹாபிஸையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதையோ அல்ட்ட நம்மளோட பர்சனல் ஹேபிட்ஸோ அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லலாம் இப்போ எஜுகேஷன் மேலே குறையோ அல்ட்டா அதை தவிர்க்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்றதுனால நம்மளுக்கு இது மூலம் ஏதாவது கிடைக்குதா so if I enrol for this particular program is there any spin off benefits or does it argument my employment competence does it add on to the education qualification அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து எல்லாமே முடக்கமாக இருக்குது நம்மளுக்கு வெளியிலையும் போக முடியல ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டும் இருக்குது ப்ளஸ் என்னன்னாலும் நம்மளால கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுதா அல்லாட்ட நம்ம இன்னார பார்க்கல அன்னார அவங்கள பார்க்கல இந்த செய் இந்த செயல் செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம மனசை வருத்துறதுக்கு பதில் ஓகே ஐ ஹாவ் டைம் நான் எங்கேயுமே வெளியில போக முடியாது நான் இப்போ உட்காந்து படிக்கிறேன் படிக்கிறப்போ நான் இது இது படிக்கிறனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னு நான் யோசிக்கிறேன் அப்ப யோசிக்கிறனால அதே ஒரு புஷ் ஃபேக்டரா So whenever you are stuck up as it is in this lockdown or anywhere, suppose you are transferred to a new place and you do not know anyone, instead of just trying to uh, uh visit everyone or I'm not telling that or wrong or struggling to get out of your loneliness, concentrate on getting an uh, education just life. And you are uh, the only one who's having challenge. So take one day at a time. And when you are enrolling, think what will be the benefits of uh, which you add on to your employment, your academic credentials, and the like. So with this, we are ending this program. And this is the email ID of Indira, uh, Regional Center, Indira Gandhi National Open University Center, Cochin. That is rc cochin at ignu.ac.in. அது மட்டும் இல்லாமல் யூபு யூடியூப் லிங்க்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நீங்க வந்து கூகுள் இதுல வந்து Indira Gandhi national open university IGNOU regional centre Cochin அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல்ல எடுத்துட்டு போகலாம் ஸோ இந்த ப்ரோக்ராமோட இதோட நான் நிறைவு செய்கிறேன் நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அதாவது லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நூலகம் இருக்கும் பிடிச்ச நூலகம் இருக்கும் பிடிச்ச புக் இருக்கும் சில புக்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ லைப்ரரி அப்படின்றது நூலகம்ன்றது ஒரு ஒவ்வொரு சொசைட்டி ஒரு சமூகத்தோட இன்டிகிரேட்டட் பார்ட் இந்த ரெண்டு ப்ரோக்ராம்ஸ்லேயே ரெண்டு ரெண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சு முன்னேறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஐஎஸ் எம்எல்ஐஎஸ் அதுக்கு மேலே உள்ள ரிசர்ச் டிகிரியை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் நான் நாங்கள் எடுத்துக்கல வெறும் பிஎல்ஐஎஸ் எம்எல்ஐஎஸ் ப்ரோக்ராம் பற்றி மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கோம் admissions for Indira Gandhi national open University are open இந்த லைப்ரரி சயின்ஸில் இந்த பிஎல்ஐஎஸ் எம்எல்ஐஎஸ் தவிர இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் under graduation program post graduation diploma PG diploma certificate PG certificate எல்லாமே இருக்குது இதில் நீங்கள் சேர்ந்து பயனடையணும் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறதுக்குள்ள ஒரு சின்ன தாட்டோட நாங்கள் போகிறோம் சில சமயம் இல்லையா நம்ம வாழ்க்கை பயணத்தில் போயிட்டே இருக்கும்போது சில பேர் வந்து நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க சில சில பேரை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் but do you remember all of them in the life journey we encourage others and we are also encourage by others அதான் ஏணி நம்ம வந்து ஏணி தோணியா இருப்போம் மற்றவங்க யாரோ நம்மளுக்கு தோல் கொடுத்துருப்பாங்க அவங்க நம்ம ஏணி தோணியா இருப்போம் and do we remember them is a question So if, if you are able to remember, it means you care for people and you are eligible to work with people and library science is one or one of the employment sector where you work with people physically face to face. Thank you for listening to this program.